கென்யாவை சேர்ந்த ஒரு நபர் பதினைந்து மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கென்யாவில் மேற்கு பகுதியில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் டேவிட் சகோயா வயது அறுபத்தி ஒன்று இதுவரை இவர் பதினைந்து பெண்களை திருமணம் செய்துள்ளார் இந்த மனைவிகள் மூலம் அவருக்கு மகன் மகள்கள் என மொத்தம் நூற்றி ஏழு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதனால் அவருடைய குடும்பமே ஒரு குட்டி கிராமம் போல காட்சியளிக்கிறது இதெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா அனைத்து மனைவிகள் மற்றும் குழந்தைகளும் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள் இது உண்மையில் மிகப்பெரிய சாதனை என அந்நாட்டு பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது யூடியூப்லேயும் இவரை பற்றி செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கிறது அது அதிக பெண்களை மணந்தது பற்றி டேவிட் சகோயா கூறுகையில் எனது இந்த முடிவுக்கு பின்னணியில் அரசர் சாலமோன் தான் இருக்கிறார் எனவும் அவருக்கு மொத்தம் ஆயிரம் மனைவிகள் இருந்தனர் எனவும் கூறுகிறார் நானும் அரசர் சாலமோன் போன்றவன் பல பெண்களின் கண்களில் நான் புத்திசாலித்தனமாக தெரிகிறேன் இதனால்தான் பல பெண்களை திருமணம் செய்து மனைவியாக்கியுள்ளேன் அவர்களை சமாளிக்கும் வித்தையும் எனக்கு நன்றாகவே தெரியும் என்கிறார் இது பற்றி அவரது மனைவியில் ஒருவரான ஜெசிகா கூறுகையில் என் கணவர் புதியதாக திருமணம் செய்வதை பார்த்து நான் ஒருபோதும் பொறாம கொண்டதில்லை அவர் ஒரு பொறுப்பான மனிதர் அவர் ஒரு செயலை செய்யும் முன்பு பல முறை யோசிப்பார் என்றும் சொல்லியிருக்காங்க இன்னொரு மனைவி ரோஸ் கூறுகையில் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் எனக்கும் டேவிட்டுக்கும் பதினைந்து குழந்தைகள் உள்ளன நாங்கள் டேவிட்டுடன் இணைந்து வாழ பழகிட்டோம் என்றார்கள் இந்த மெகா குடும்பத்தை பற்றி ஆவணப்படம் வெளியாகி இரண்டு நாட்களுக்குள்ள பல லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது ஏராளமானோர் ஆச்சரியத்துடன் கருத்துக்களை பதிவிட்டும் வராங்க சிலர் கடும் விமர்சனமும் தெரிவித்திருக்காங்க எது எப்படியோ இன்று கென்யாவில் கல்யாண மன்னனாக கலுஹானா வலம் வருகிறார் இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ